பாருங்க நாம இன்னைக்கு ஆனந்த பவன் வந்திருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் இங்கே சூப்பராக நல்லா இருக்கேன் நான் இப்போ வந்து நியூ ஜெர்சியில் சவுத் பிளெயின் ஃபீல் ஆன ஃபீல்டில் இருக்கிற ஆனந்தபவன் ஏ டு பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ காமிக்கிறேன் அந்த உணவகத்தை காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் இங்கே எப்படி இருக்கு இதுதான் சவுத் பிளெயின் ஃபீல்டில் இருக்கிற ஆனந்தபவன் ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ரண்ட் பீச் பாருங்க எப்படி இருக்கு இதுதான் லஞ்ச் அண்ட் டின்னர் அவர்ஸ் இங்கே ஆனந்தபவனுக்கு தேங்க்யூ டோர் டேஷ் டெலிவரியும் கொடுக்குறாங்க யூஎஸ் பாருங்க இதெல்லாம் தான் ஸ்நாக்ஸ் இங்கே இருக்கு ஆனந்த பவனில் வணக்கம் தோழர்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்னென்ன மெனுவில் ஆர்டர் பண்ணணுன்றது கியூஆர் கோட்ல நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் செல்ஃபோன் மூலமாக ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வசதிலாம் இங்கே இருக்குது இப்போ நான் ஒரு வெஜ் தாலி ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்கு கொஞ்சம் கொண்டகடலை இது கொடுத்துருக்காங்க நம்ம ஊர் சாம்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாம்பார் பொரியல் கூட்டு பொரியல் கொடுத்துருக்காங்க ரசம் கொடுத்துருக்காங்க சப்பாத்தியும் ஒரு இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் வந்து ரைஸும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது omelette biryani egg biryani order பண்ணியிருக்காரு அது வந்துருக்கு காஃபி வந்துருக்கு நம்மளுக்கு ஸ்டைல் ஏற்ற மாதிரி மெட்ராஸ் காஃபி வந்துருக்கு ஒரு குடி பிடிச்சி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் நல்லா சாப்பிட்டோம் இன்னொரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன் இதே மாதிரி நியூ நியூ வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம channel focus with Aravind focus facts with Aravind subscribe பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்